இணக்கமான தமிழ் உங்களுக்கு வணக்கம் இலக்கை நோக்கி பறந்து போ பறக்க முடியவனில் ஓடு ஓடவும் முடியவனில் நடந்து போ நடக்கக்கூட முடியவனில் நகர்ந்து போ எதுவாயினும் இலக்கை நோக்கி முந்திக்கொண்டே இரு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவார் இந்த வார்த்தை இப்போ எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரீச் பண்ணிட்டேன் இப்போ கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம் இது எல்லாமே உங்களால் தான் சாத்தியம் என்னோட வீடியோவை இத்தனை நாள் தொடர்ந்து பார்த்ததுக்கும் லைக் பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட நாலு சஸ் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்த சேர்த்தவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்னும் நான் இலக்கை நோக்கி இப்போ நகர்ந்துட்டுருக்கேன் நிச்சயமாக ஒரு நாள் நடப்பேன் அதுக்கடுத்து ஒரு நாள் ஓடுவேன் வேகமாக ஒரு நாள் பறந்து போவேன் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை சீக்கிரமாகவே நான் பறப்பேன் அது எல்லாரும் உங்களால் தான் சாத்தியமாகும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறுபடியும் இனியும் தொடர்ந்து வீடியோக்கள் வர்த்தியான வீடியோஸ்க்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் இனி வர நாட்களில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இன்டர்நெட் உலகம் நம்ம கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நல்லதை சொல்லவும் மோட்டிவேட் பண்ணவும் தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இல்லை அப்படின்றது ஒரு சில பேர் இருக்காங்க ஆனால் அது இன்னும் அதிகமாகணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அதனால் இனி வரும் காலங்களில் என்னோடய வீடியோஸ் முழுக்க முழுக்க அதிகபட்சமாக மோட்டிவேஷனல் வீடியோஸாக இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட இந்த நிமிஷத்தில் சொல்லிக்கிறேன் மறுபடியும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி